Thank you. வணக்கங்க ஐயா இந்த டோட்டல் மைண்டுங்கிறது சப்கான்சியஸ் மைண்டு அந்த மாதிரி இல்லை சப்கான்சியஸ் மைண்டுட்டு பிரிக்க வேண்டாம் மனம் புத்தி சித்தம் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது சித்தம்ங்கிறது சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லலாம் சித்தம்ங்கிறது சப் அது அதில் ஒரு பகுதி டோட்டல் மைண்டில் ஒரு பகுதி தான் சப்கான்சியஸ் மைண்ட் அப்போது சப்கான்சியஸ் மைண்டில் சில இந்த அதாவது பய உணர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்வான்டான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது கொஞ்ச நாள் கழித்து தான் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இருபத்தொரு நாள் இல்லை எல்லாமே உங்களுக்கு காண் இந்த நம்முடைய இயல்பில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு உதவி நீட்டு எடுத்துக்கிடுங்க எல்லா உணர்ச்சிகளுமே நமக்கு தேவை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பட்டன் நிறைய பட்டன்ஸ் இருக்கும் ஒரு பட்டன் அமுக்கினீங்கன்னா ஒவ்வொரு சவுண்டு வரும் ஒரு பட்டனை மட்டுமே அமைக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் யாருமே இருக்க முடியாது எல்லோரும் திரும்பி ஓடிடுவோம் ஆனால் அந்த பட்டனில் தான் இருந்துச்சுன்னா எப்படி அமுக்கணும்னு அமுக்கணிங்கன்னு சொன்னீங்கன்னா பெரிய இசை மாதிரி இருக்குது எல்லோரும் மெய்மறந்து இருக்கிற மாதிரி இசையும் கூட க்ரியேட் பண்ணலாம் தனியாக ஒரு பட்டனை மட்டும் அமுக்கினீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஹார்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த உங்கள் இயல்பை கண்டு பயப்படாதுங்க இயல்பு எல்லாமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு எடுத்துக்கிறேன் நல்ல மியூசிக்காக கொண்டு வந்துடலாம் அதில் அப்புறம் ஐயா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து அதிகமாக புலம்புறது வந்து கான்சியஸ் மைண்டு ஸோ இப்போ கான்சியஸ் நம்ம அந்த புலம்புறத விட்டுட்டு நம்ம செயலில் வந்து டோட்டல் மைண்டு கிட்ட கொடுத்துட்டு அதான் டோட்டல் மைண்டு செயல்பட்டுனாலே புலம்புற வேலை நின்று போயிடும் செயல் மட்டும் இருக்கும் நீங்கள் செயலில் மட்டும் இருங்க புலம்புறன்னு பாட்டினீங்கன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு இப்போ அடக்கி வாசிக்குதுன்னு அர்த்தம் அல்லது டோட்டல் மைண்டோட இணைஞ்சு செயல்படுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நன்றிங்க